நற்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் ஆறாம் வகுப்பு மாணவர்கள் நிறைய மாணவர்கள் தங்களுடைய காணொலி பதிவுகள் அனுப்பியிருந்தீங்க எல்லோருக்குமே பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ஆசை ஏன்னா அந்த அளவுக்கு மாணவர்கள் எல்லோருமே சிறப்பாக பேசியிருக்கிறாங்க யாருமே வந்து இவங்க குறைவாக பேசியிருக்காங்க நிறைவாக பேசியிருக்காங்க அப்படின்னு பிரிக்க முடியாத அளவுக்கு பெரும்பாலான மாணவர்கள் நல்ல பதிவுகள் செய்வீங்க அதனால இதுல பரிசு கிடைக்காதவங்க நம்ம சரியா பேசல அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டாம் உங்கள்கிட்ட ஏதோ சில குறைகள் இருக்கு அதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வரக்கூடிய போட்டிகளை நீங்களும் வெற்றியாளராக பரிணமிக்கலாம் சிறந்த மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாணவருடைய சிறப்பை என்ன கேட்டீங்கன்னா இவருடைய பேச்சு ரொம்ப இயல்பான ஒரு பேச்சாக இருக்குங்க அதுதான் மற்ற ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் வந்து பேச்சு ரொம்ப ஆக்ரோஷமா பேசுவாங்க ஒரு சிலர் அமைதியா பேசுவாங்க ஒரு சிலர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து எப்படியாச்சும் வலியுறுத்தணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க ரொம்ப வேகமாக பேசுவாங்க இந்த மாதிரி பேச்சில் பலவிதம் இருக்குது அதில் இந்த மாணவருடைய பேச்சு இயல்பான பேச்சாகவும் தெளிவான பேச்சாகவும் கருத்துள்ள பேச்சாகவும் இருக்குது அதனால இந்த மாணவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆமாம் யார் இந்த மாணவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு பயிலக்கூடிய சு உதயராஜ் அப்படிங்கிற மாணவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இதில் வந்து தனியார் பள்ளி அரசு பள்ளி அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது மாணவர் நல்லா பேசியிருக்கிறார் அவர்கிட்ட அந்த திறமை இருக்கு அப்படின்னா அவர் வந்து வெற்றியாளராக அறிவிக்கப்படுகிறார் அதுதான் இதில் உண்மை அதனால இல் அனைத்து மாணவர்களும் இதில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களிலும் திறமையான மாணவர்கள் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மாணவர் ரொம்ப அழகாக பேசுவார் அதை நீங்கள் கேளுங்க இவருக்கான பரிசு என்ன அப்படிங்கிறது இவருடைய பேச்சுடைய முடிவில் நம்ம அறிவிக்கிறோம் இப்போ இந்த மாணவருடைய பேச்சை கேட்கலாமா வணக்கம் என் பெயர் உதயராஜ் என் பள்ளியின் பெயர் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றின் நன்னிலை பள்ளி வழக்கு தலைப்பு மனித வளர்ப்பு ஆம் மனிதம் ஒவ்வொரு மனதிலும் அடிப்படை ஊட்டம் அது கல்வியில்லை அதனால்தானோ தலைப்பை வளர்ப்போம் என்று வந்து அமைந்திருக்கிறது விதைப்போம் என்று இல்லாமல் மனிதம் இயற்கையிலிருந்து மனிதனுக்கும் மனிதனிலிருந்து இயற்கைக்குமான இடைப்பட்ட பிணைப்பு நினைவில் ஈடுபட்டிருக்கிறது வீணாசைகளால் உண்மையின் பாதை மறைக்கப்பட்டு உலகம் சேன போன்ற சுதந்திர கூட்டுக்குள் தன்னை புகழ்ந்தே சுயசரிதை எழுதி புகையின்று போகிறது புகையை தொடர்ந்து இயற்கையின் தான் மேலும் மந்திரம் இங்கே எந்திர நோக்கத்தில் தந்திரமாய் மூடி மறைக்கப்படுகிறது இருப்பாரெல்லா என்ற எனும் பெரும் பிரிவுகளும் இயற்கை கொடுத்ததில்லை இடையில் கொடுத்ததுதான் இந்த உலகை கிடைத்திறதான் ஜாதி மனம் என்றே ஆண் என்னும் பெண் என்னும் இயற்கை எழுதி வைத்தும் என்றவரை பயிற்றுவித்தும் உதவாத பிரிவுகளை உழவிட்ட மாந்தர்களை அவர் மனித மறந்தவர்கள் அவர்கள் மனிதனை துறந்தவர்கள் தீதோ ஏது வாசம் வீச முற்றும் மனிதத்தை கொண்டே வலது நன்றி போர்க்கறி உருவானவே பாசம் வளர்த்திடுவோம் உயிர் பண்பினை சேர்த்திடுவோம் வேஷம் கொண்டே வரும் விஷமிகளை தூட்டிடுவோம் மனிதத்தை வீழ்த்த மனிதன் தான் தேவை மனிதம் வீர மனிதன் தேவையில்லை இந்த மண்ணுக்கு என்ற உண்மை சிந்தனை பெற்று மறந்திடாத நற்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நற்றினை நேர்களின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது